என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி ஒரு ஹெல்ப் கேட்பாங்க எல்லாம் ஒரே மாதிரியான ஹெல்ப் தான் இந்த இயர்ஃபோன்ஸ் வேலை செய்யலை இதை எப்படியா சரி பண்ணி கொடுங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இயர்ஃபோன்ஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம் எடுத்து வைங்க இப்போ சரி பண்ணலாம் உங்களோட டூல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பின் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றின சில பேசிக்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற இயர்ஃபோன்ஸுக்கு டிஆர்எஸ் அல்லது டிஆர்ஆர்எஸ்ன்னு ஏதாவது ஒரு பின் கான்ஃபிகரேஷன் இருக்கலாம் இந்த டிஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக இருக்கிற ரிங் போல் இருக்காது இந்த மாதிரி மூணு போல்ஸ் இருக்கிற மாதிரியான கான்ஃபிகரேஷனை மைக்ரோஃபோன் அல்லாத ஸ்டீடியோ ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோனில் பயன்படுத்துவாங்க இதில் மூணு போல்ஸ் மட்டும் இருக்கிறதுனால மூணு இண்டிபெண்ட் வயர்ஸ் இதில் இருக்கலாம் ஒரு common ground signal left side audio right side audio நீங்கள் ஒரு சிக்னல் வயரை கூட ரெண்டு இயர்ஃபோன்லையுமே கனெக்ட் பண்ணலாம் ஆனால் உங்களோட ஆடியோ லெவல் நல்லாவே குறையும் அதோட சேர்த்து ஸ்டீடியோவும் யூஸ் பண்ணிடுவீங்க டிஆர்ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓஎம்டிபி அல்லது சிடிஐன்னு ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸே இந்த மைக்ரோஃபோன் சிக்னலும் கிரவுண்டும் எந்த மாதிரி போல கனெக்ட் இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது மார்க்கெட்டில் இருக்கிற நிறையா ஹெட்ஃபோன்ஸ் சிடிஐஏவோட அந்த கான்ஃபிகரேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் மினிமம் நாலு வயர் இருக்கலாம் சில சமயம் நீங்கள் ஆறு வயர் கூட பார்ப்பீங்க அடிஷ்னலாக இருக்கிற எல்லா வயருமே செப்பரேட்டாக வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பண்ணியிருப்பாங்க அந்த எல்லா கிரவுண்ட் வயர்ஸுமே நீங்கள் ஒன்றாவே கூட கனெக்ட் பண்ணலாம் இது போக அங்கங்கே நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு மாதிரி நூல் நூலாக பார்ப்பீங்க இதுதான் உங்களோட வயர்ஸ்க்கு வந்து அடிஷ்னலான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அதிகமாக கேவ்லார்னு சொல்லிட்டு ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் ஃபைபர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க இது மட்டும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னால சீக்கிரமாகவே இந்த காப்பர் வயர்ஸ் பிஞ்சு போயிடும் இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம் இந்த எல்லா வயர்ஸுமே ஒன்னோட ஒன்று டச் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வயர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இன்சுலேஷன் கோட்டிங் இருக்குது நீங்கள் ஒரு பிளேடை வச்சோ இல்லை ஃபியூ மில்லிமீட்டர்ஸ்க்கு வந்து இதை ஃப்ளேமில் காட்டியோ இந்த கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ரெசிடியோ மட்டும் லைட்டாக தொடச்சிக்கிட்டு நீங்கள் அதை டேரெக்டாக சால்டர் பண்ணலாம் உங்கள் இயர்ஃபோன்ஸ் வேலை செய்யுதா இல்லையன்றதை ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டபுளே பேட்டரி அல்லது ட்ரிபிளே பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம் நான் ஒரு காயின் பேட்டரி யூஸ் பண்ணுறேன் முதல்ல இந்த வயர்ஸை வந்து இந்த பேட்டரியோட ரெண்டு எண்ட்லேயுமே டேப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வயரை இந்த பின்னோட கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பின்னை வந்து சிக்னல் வயரில் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களோட ரெண்டு இயர்ஃபோன்ஸ்லேயுமே கீச் கீச்சின்னு சத்தம் கேட்டது அப்படின்னா உங்கள் இயர்ஃபோன்ஸ் நல்லா வேலை செய்யுது பிரச்சனை வேற எங்கேயோ தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு இடங்களில் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது லெஃப்ட் அல்லது ரைட் சைடில் இருக்கிற அந்த இயர்ஃபோன்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ரெண்டாவது உங்கள் மைக் இருக்கிற ஏரியாலே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் மூணாவது நீங்கள் பின் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துலையே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்கிட்ட இருக்க இந்த ஹெட்ஃபோன்ஸில் இப்போ ஒரு சைடில் இருக்கிற அந்த ஏர்ஃபோன் மட்டும்தான் வேலை செய்யுது இன்னொன்று வேலை செய்யலை ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இந்த இயர்பட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி உளுக்கு ஏதாவது வயர் எதுவும் கட்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை இதில் உள்ள ஒரு லைட்டை ஒரு சீலிங் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணணும் நம்ம நினச்ச மாதிரியே ஒரு வயர் விட்டுருக்கு இது நம்ம மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறப்ப அங்கங்கே இழுக்கிறப்ப ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து இந்த சால்டர் வயர் வந்து விட்டு போயிருக்கலாம் இதை ஈஸியாக சால்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோட இன்னொரு இயர்ஃபோன்ஸில் பேட்டரி வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப ரெண்டு இயர்ஃபோன்ஸ்லேயுமே சவுண்டு கேட்கல பிரச்சனை இந்த கனெக்டரில் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த ஹவுசிங்கை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் இந்த வயசுக்கு இடையில வந்து ஏதாவது கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த வயர்ஸை சால்டர் பண்ணிவிட்டு ஒரு இன்சுலேஷன் டேப் வச்சு கூட இதை ரேப் பண்ணிக்கலாம் ஆனால் பார்க்க நல்லா இருக்காது அதனால் நான் ஒரு ஹீட் ஸ்ட்ரிங் டியூபை பயன்படுத்த போகிறேன் இப்போ சால்டர் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு இயர்ஃபோன்ஸ்க்கு இப்போ நல்லா வேலை செய்யுது இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் லைட்டாக ஃப்ளேமில் காட்டினா இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் மறுபடியும் உங்கள் இயர்ஃபோன்ஸோ இல்லை மற்ற யூஎஸ்பி கேபிள்ஸோ சீக்கிரமாக வேர் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு லெட் பண்ணில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து இந்த வயரோட எண்டில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுங்க ஸோ இதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா கூட டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் இதுக்கு மேலே போட்டுவிட்டு இன்னொரு வாட்டி ஃப்ளேமில் அதை காமிச்சிடலாம் இது என்னோட ஐடியா கிடையாது இந்த கான்செப்ட் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால இதுக்கு யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல எனிவேஸ் மறுபடியும் இந்த பின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஃபைன் அடுத்து நீங்கள் ஒரு மைக்ரோஃபோன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறப்ப வேலை செஞ்சுருக்காது இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சி யூ கேன்